மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதை போட்டு இதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது பார்த்தவுடன் உங்களுக்கு தோன்றிய பதிலை பதிவிடவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அது என்ன இமேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக இதை பற்றி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த இமேஜ் தான் வந்து என்னோடய ஃபோனில் இருந்துச்சு ஸோ இந்த இதை வச்சு தான் உங்ககிட்ட நான் கேட்டு பதில் கேட்டிருந்தேன் இது ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதே என் ஃபோனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதே எனக்கு தெரியாது கேமராவில் தான் வந்து இது ரெக்கார்ட் ஆகிருக்கு பட் நான் கேமராவில் செக் பண்ணி பார்த்தா இது நான் எடுக்கலை சார் சப்போஸ் தெரியாதனமாக நம்மளுக்கே தெரியாமல் கை த தவறி எடுத்திருந்தாலும் பின்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் வந்து கவர் ஆகும் அதுவும் கவர் ஆகலை சரி டவுன்லோட்ஸில் இருக்கா சப்போஸ் அதுவும் கூகுள் க்ரோமில் எதுவும் டவுன்லோட்ஸில் எதுவும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டவுன்லோட்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தேன் டவுன்லோட்ஸ்லேயும் டவுன்லோட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுவும் இதாக இருக்கா ஸ்க்ரீன்ஷாட் ஆயிருக்கா அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்லேயும் எதுவும் இல்லை கேலரியில் கேமரா எடுத்தால் கேலரியில் எங்கே இருக்குமோ ஸோ கேமரா எடுத்த மாதிரி இதை காமிக்குது பட் இந்தோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணல பட் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னா க்ரௌன் சக்ரா கூட கனெக்ட் ஆச்சு க்ரௌன் சக்ரா கூட கனெக்ட் ஆச்சு பட் இது ஃபோனில் எப்படி வந்துச்சுன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அதனால தான் இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி உங்களோட மனநிலை எப்படி இருக்குது ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பல பேர் வந்து இதை பார்க்கும்போது ஜோதி வடிவு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பல பேர் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சில பேர் உயர்ந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணல பட் இதை பார்க்கும்போது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் இது எப்படி வந்துச்சு என்னோட ஃபோனுக்கு அப்படின்றதே எனக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது சுமார் ஒரு பன்னிரெண்டு பதினஞ்சு இருக்கும் மதியம் டைமில் பன்னிரெண்டு பதினஞ்சு இருக்கும் எஸ் கரெக்டாக பன்னிரெண்டு பதினஞ்சு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு இந்த இமேஜ் வந்து என்னோடய ஃபோனில் வந்துச்சு ரெண்டு இமேஜ் வந்துச்சு சேம் இதே மாதிரி தான் எப்படி வந்துச்சுன்னே தெரியல அதுக்காக தான் அந்த பதிவு போட்டேன் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்